இன்னும் ஒரு நரபலி கொடுத்துட்டா எனக்கு பெரிய சக்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார் நான் தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன் உங்கள் பையனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே பெட்ரூமில் மேடம் இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் கேட்டுச்சு பக்கத்து தான் பையன் தூங்கிட்டு இருக்கான் அவனை நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் எந்திரிக்கண்ணா எந்திரிக்கண்ணா இந்த குழந்தை நம்மளை விட பயங்கரமான பெயா இருக்கும் போலயே தம்பி இதுக்கு பேர் தான் பிளாக் மேஜிக் நமக்கு பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சா அவங்க நாசமா போயிடுவாங்க ஏ அறிவு கட்டவில்லை குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு என்னங்க நம்ம பையனுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு மந்திரம்லாம் சொல்லி கொடுத்துருக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அது சும்மா விளாட்டா இருக்கும் நீ பயப்படாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க